வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேஸ் ஆர்ட்ஸ் கேஸ் ஆர்ட்ஸ்னு ஒரு ஆர்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் அவர் மாதிரி சூப்பரான ட்ராயிங்ஸ்லாம் போடுவோம் நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மறந்துடாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக எதையும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் வச்சுட்டு போயிடாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்மளோட வீடியோவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நான் வரைஞ்சது ஒரு அடப்பு கலர் தான் இப்போதைக்கு நான் இன்னும் இனிமேல் தான் மெயின் கலர் வைக்க போகிறேன் இப்போதைக்கு வரைஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெண்டு தான் வச்சிருக்கேன் ஓ இவ்வளோ நேரம் அடப்பு கலர் தான் நீ வச்சியா டேய் நீ வாய வாய முடுறா நான் தான் Hari welcome to arts of Hari oh விசிபீடியாவா thank you Subscribe to channel for more videos.